எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த்ரீ டி எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்க்கலாம் sari number nine six zero சாரியோடைய கோட் நைன் சிக்ஸ் ஜீரோங்க body of sari lemon yellow கலரில் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் பிங்க் கலரில் பல்லுவன் ப்ளவு blouse also pink colour so top and பாட்டமில் உங்களுக்கு அந்த பிங்க் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆகிறதுனால ஒரு மாதிரி டபுள் ஷேடில் வரும் அண்ட் பாடியில் வரக்கூடிய அந்த த்ரீ டி எம்போஸ் பேட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட்லேயே தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி நைட் டைமில் இந்த மாதிரி சரீஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது அது நல்லாவே கிளிட்டர் ஆகும் நல்லா மின்னும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் next sari nine six one sari number nine six one இதெல்லாம் பல்லுவான் ப்ளவுஸ் சேம் அதே பிங்க் கலர் தாங்க பாடி ஆஃப் சாரீ மட்டும் என்ன இருக்குன்னா க்ரீன் கலருங்க இந்த க்ரீன்மே டபுள் ஷேடு மாதிரி வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும்தாங்க பிளெயினாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி இந்த த்ரீ டி எம்போஸ் பேட்டர்ன் வந்துடும் ஃபுல்லாகவே இருக்கும் சாரியுடைய price six thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த சாரீ கிடைக்குதுங்க இது வந்து ஆஃபர் ப்ரைஸுங்க next sari sari number nine six two body of sari green colour பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா brown brown with black combination தாங்க இருக்குது பாடியில் வரக்கூடிய த்ரெட்டுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் பிளாக் கலர் த்ரெட்டில் தான் வரும் ஸோ இந்த ப்ரௌன் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரௌன் மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் ஒரு நவாப்பழ கலர் மாதிரியும் கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்கும் லைட்டாக வந்து வயலட் டோனும் வர மாதிரி இருக்கும் sari number nine six three இது pastel shade body of sari pastel எல்லோவில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலரில் வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரியிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் ஆர்டர் பண்ணலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் sari number nine six four பல்லுவன் and blouse grey colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மஸ்டர்ட் எல்லோவில் இருக்கும் ஸோ சாரியில் மஸ்டர்ட் எல்லோ அதில் உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரே கலரில் இருக்கும் ஸோ இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான சாரீ நார்மலாக புட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இது வந்து இந்த த்ரீ டி பேட்டர்னில் இருக்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க யூனிக்காக வேணும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அண்ட் பியூர் சுக் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் சாய்ஸாக um, இருக்கும் sari number nine six five பழுவன் blouse navy blue body of சாரீனா கிரே ஸோ பேக்ரவுண்ட் கிரேயில் இருக்குங்க அதில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இந்த த்ரீ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 லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது அண்ட் இது பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்சர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி இருக்காது அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது அண்ட் இதெல்லாம் ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற லாஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹனி கலரில் இருக்கும் அதாவது மஸ்டர்டு எல்லோவோட பிளாக் மிக்ஸாக இருக்குது அண்டு பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா brown colour sari number nine six seven ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்